வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தத்மை திரி ஓம் குருவே நமக அனைவருக்கும் என் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுங்க சரிங்களா சிறப்பாக கொண்டாடுங்க முதல்ல இந்த ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுடுவேன் ரொம்ப பெருசாலாம் இருக்கார் சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி விழா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நவராத்திரி விழாவில் முக்கியமான ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நாள் அந்த ஒன்பதாவது நாள் தான் வந்து ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுது இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மகிஷாசுரனும் துர்கை தேவியும் போரிட்டு வரஞ்ச துர்கை போரிட்டு அதில் வந்து இறு இறுதியில் வந்து துர்கை தேவி வந்து மகிஷாசுரனை வரம் செய்கிறாங்க அதை கொண்டாடும் நாள் தான் வந்துட்டு ஆயுத பூஜை அல்லது சரஸ்வரி பூஜை பூஜைன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அவனோட இறுதி நாள் தான் அதாவது துர்கை அம்மன் துர்கை அம்மன் வந்து மகிஷாசுரனை வந்து அவரோட போ கூட்டங்களோட அந்த மகிஷாசுரனும் அவனோட கூட்டங்களோட போரிட்டு இருக்காங்க அந்த போரிட்டு வெற்றி பெறும் வெற்றி பெறும் நாள் தான் பத்தாவது நாளாக விஜயதசமின்னு நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு இருப்போம் அதுதான் நவராத்திரி அந்த நவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வமும் அதில் ஒன்பதாவது நாள் வந்து சரஸ்வதி தேவியை வணங்குவோம் சரிங்களா அதனால தான் வந்து அன்றைக்கி சரஸ்வதி பூஜைன்னு கூட நம்ம சொல்லுவோம் சில நாட்களில் அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்மளோட அதாவது எப்படியா நம்ம துர்கை தேவி வந்து மைசாசுரனை கூர்மையான ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்களை வந்து வச்சுட்டு வந்து வென்றாங்களோ அதே தான் அந்த ஆயிரத்துக்கு அதாவது ஆயுதம் எந்திரங்கள் வாகனம் நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே எல்லா சம்பந்தம் எல்லா பொருட்களுமே அதாவது எந்த ஒரு ஆயுதம் உங்களுக்குள்ளே ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும் இல்லையா உங்கள் திறமையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பேனாவாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கட்டும் அந்த அதை வச்சுட்டு அந்த உலகத்தை வெல்றாங்களோ அதை வந்து அன்றைக்கி போற்றி வணங்கும் தினம் சரிங்களா அதனால் ஆயுதம்னா இரும்பு மட்டும்தான் நாங்கள் கும்பிடணுமா அப்படிலாம் கிடையாது எது வேணாலுமே சரிங்களா அருண்ட உலகை உங்களுக்கு வெல்வதற்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை வந்து அன்றைக்கி வந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஒரு துர்கை தேவி அம்மா அம்மனுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஆயிரத்தெல்லாம் வச்சுட்டு பொ பொட்டு வச்சுட்டு பொறி வச்சுட்டு பலனை வச்சுட்டு அன்றைக்கி வந்துட்டு பிரசாரம் அப்படின்னு மற்றவங்களுக்கு பிரசாரம் கொடுத்துட்டு கும்பிடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த ஆயிர பூஜையோட முக்கியமான காரணம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக வணங்கக்கூடிய சில பெண் தெய்வங்கள் இருக்குது சரிங்களா ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு அறிவாற்றலை நீங்கள் உங்களுக்கு தரணும்னா சரஸ்வதி தேவியும் ஒரு தூய்மையான உள்ளத்தை ஒரு அமைதியான வாழ்க்கையை வரணும்னா பார்வதி தேவியும் செல்வ செழிப்பு அப்படின்னா வந்து தேவி லட்சுமி இவங்க மூணு பேரையும் தவறாமல் வணங்கிட்டு வரணும் இந்த வழிபாட்டின் போது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை இவங்களால் எந்த ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தாலுமே அன்றைக்கி ஆயிர பூஜை அந்த தடைகள் விலகும் அப்படின்னு வந்து புதான கரையில் சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் வந்து குருஷேத்திர போரிலப்ப போருக்கு போன போன நாள் வந்து இந்த ஒன்பதாம் நாள் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பல பேரும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வந்து வீழ்த்தி இருக்கிறாப்புல அதனாலையும் இதை வந்து ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு ஒரு புராண கரைகளில் சொல்லப்படுது சரிங்களா பல விதமான காரணங்கள் இருக்குது இதில் முக்கியமான இது வந்து இந்த சாமுந்தேஸ்வரி வந்து மகிஷாசுரனோட அட்டூழியங்கள் அவனோட வந்து ரொம்ப அதிகமாக போர் புரியறதுனால அந்த ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் எடுத்த உருவம் தான் வந்து துர்கை அம்மன் துர்கை தேவி உருவம் சரிங்களா இதை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்